ஏஆர் கலைவாள் பார்த்தீங்கன்னா மீண்டும் வீதி வந்திருக்கோம் இப்போ என்னன்னு நம்ம தமிழகத்தில் அதிகப்படியான நெகிழி அதாவது பிளாஸ்டிக் உபயோகம் அதிகமாக இருக்குது அதை குறைக்கணும் அதிகமாக பயன்படுத்தணுங்கிறதுக்காக மஞ்சப்பைங்கிற ஒரு தலைப்பில் வீதி நாடகத்தை உங்க முன்னாடி நாங்கள் இப்போ சமர்ப்பிக்க போகிறோம் நாங்கள் எந்த வித ஒளிப்பெருக்கையும் யூஸ் பண்ணல எங்களுடைய சொந்த குரலில் பேசுகிறோம் அதனால நீங்கள் எல்லாரும் அமைதியாக இருந்தீங்கன்னா எங்களுடைய சத்தம் உங்களுக்கு நல்லா கேட்கும் குத்து ஆடிட வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன் கோடி கோடி வணக்கம் கோ இங்க கோடி உள்ள அனைவருக்கும் கோடி வணக்கம் கோ வாங்க வாங்க உட்காருங்க வந்த கல்ல நிக்காதீங்க வாங்க உட்காருங்க கல்ல பாதையை விட்டு விலகி கொஞ்சம் விலகி கொஞ்சம் மாறாம உட்காருங்க உட்காருங்க சில்லா தாங்கு தாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கிட்டு திருவள்ளுவர் சும்மாவா சொல்லியிருக்காரு அடேங்க அப்பா என்ன வெயில் என்ன இந்த நண்டு சிண்டுகள்லாம் ஆள காணும் வாங்கயா வாங்கயா இந்தாங்க பாருங்க என்னது தாத்தா இது சுட சுட பரோட்டா பிளாஸ்டிக் கவர்ல வாங்கிட்டு வந்திருக்கேன் சரி தாத்தா உங்களுக்கு ஊத்து இந்தாங்க இந்தாங்க ஊத்துறேன் பார்த்தா சுட சுட பிளாஸ்டிக் கவர்ல சிக்கன் குருமா இந்த மட்டன் குருமா பிளாஸ்டிக் கவர்ல அது போக தயிர் வெங்காயம் பிளாஸ்டிக் கவர்ல வச்சுக்கோங்க ஆ சாப்பிட்டு அதுல வந்து சிக்கன் மயனஸ் இருக்குமா சாப்பிடுங்க பண்ணுங்க நல்லா சாப்பிடுங்க இந்தாயா உனக்கு இல்லாத அத்தா சாப்பிடு பேராண்டி இது என்ன கொடுமையா இருக்கு அந்த நேரம் இந்த நேரம் நல்ல நேரம் பிளாஸ்டிக் ஊடகத்துல வந்த நேரம் கெட்ட நேரமா இருக்கு ஏயா இதுகளுக்கு தான் ஏழு வயசு ஒண்ணும் தெரியாது உனக்கு தான் எழுபது வயசு ஆச்சு இது தெரியாது எனக்கு என்ன என்ன நான் மட்டும் தான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ற மாதிரி சொல்ற எல்லாரும் தான் பயன்படுத்துறாங்க போய் அங்க கேளுமா ஏயா பேராண்டி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லி திருத்தியா தாத்தா எல்லாமே நம்மகிட்ட இருந்துதான் தாத்தா மத்தவங்களுக்கு போகும் நம்ம திருந்தினாதான் இந்த உலகமும் திருந்தோம் பிளாஸ்டிக் பையை விட்டுட்டு நீங்க மஞ்சள் பை கொண்டு போய் வாங்கிட்டு வரலாம்ல சால்னா பாக்கெட்டுக்கு பதிலா நீங்க சில்வர் பாத்திரம் அதெல்லாம் யாரையா தூக்கிட்டு போவா போக வேற வேலையை இருந்தா பாருங்க கார்த்தி நீங்க எல்லாம் சொன்னாலும் ஒண்ணு திருந்த மாட்டாங்க நம்ம போய் ஆகுற வேலையை பாப்போயா சரி தாத்தா சாப்பிட்டு முடிச்சாச்சு இந்த நெகிழி பையில எங்க தாத்தா போட ஏயா ஊரெல்லாம் பிளாஸ்டிக்கா போட்டுருக்காங்க நம்ம இந்த ஒரு நெகிழி போட்டல் என்ன ஆயிர போகுது தூக்கி எறியா ரெடி ஒன் டூ த்ரீ யாரு ஏன் மேல சால்னா பாக்கெட் போட்டது சீ எங்கேயோ போன மாரியாத்தா என் மேல வந்து யாரத்தான்ல இருக்கு நீ தானடி போட்ட நான் எதுக்கு யோ போட போறேன் மகாமல்லி மல்லி மல்லி மல்லி மகாமல்லி மல்லி ஒரு மலை ஐம்பது ரூபா இது என்ன கூத்தா இருக்கு ஏதாவது விசேஷம் தானே பூவெல்லாம் பூடு இன்னைக்கு தான் ஒரு விசேஷமும் கிடையாது அப்புறம் எங்க தான் பூ ஐம்பது வேணா மல்லிப்பூ வாங்கி வச்சிருக்கேன் நான் எதுக்கு பிளாஸ்டிக் பூ வாங்கி வைக்கணும் தோட்டத்துல இருந்து மல்லிகைப்பூ எடுத்து இத்தோடு உங்களுக்கு பிளாஸ்டிக் சாப்பாடு எதுவுமே உடம்பு சரியில்லாம போயிடும் எனக்கு வேணும்னே அம்மாட்ட அம்மா சாப்பிடலாம் சொல்லிருக்காங்கல்ல சூப்பரா இருக்கு வாங்கி குடிடி நம்ம வீட்ல போய் மோர் குடிக்கலாமா வீட்ல போய் மோர் வாங்கி குடிப்போம் திவ்யா ஒண்ணுமே தெரியாது ஐயோ ஏய் சாப்பிட்டா நரம்பு தளர்ச்சி கூட வருமா பார்த்தீங்களா எப்படி கீழே மயங்கி விழுந்துட்டியாரு எந்திரிடா நாலு புள்ள பிளாஸ்டிக் பிள்ளை இனிமேல் சாப்பிடக்கூடாது சரியா சரிடா இனிமேல் எந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டோம் ஸ்கூலுக்கு கூட நம்ம மஞ்சள் பையிலே கொண்டு வரோம் இனிமே நாங்கள் எங்கள் வீட்டில் மோர் செஞ்சு கொண்டு வரோம் அதை சாப்பிடுங்க சரியா வாங்க போய் குடிக்கலாமா மீசக்கார நண்பா உனக்கு ரோஸ் அதிகண்டா உங்களுக்கு கொழுப்பு அதிகண்டா டீ டீ டீ பால் tea parcel tea coffee tea கந்தி கந்தி மந்தி என்னப்பா வேணும் ரெண்டு டீ கொடுப்பா ரெண்டு டீன்னு நாலு பேர் நிற்கிறீங்களா கஷ்டம் இல்லை ஆமாம் ஆமாம் அப்படி என்னப்பா பிளாஸ்டிக் கப்ல தந்துக்கிட்டு குடியலன்னா தெரியாதா பிளாஸ்டிக் கப்ல குடிச்சா நல்லா டேஸ்டா இருக்கும்டா கப்ல குடிச்சு குடிச்சா அப்படி வயிறு பிளாஸ்டிக் ஒரு மாதிரி ஊறி போயிட்டு ஏய் வியாபாரத்தை எடுக்காதப்பா என்ன இப்படி எனக்கு இதெல்லாம் வேணாம் பண்ண டம்ளர் சொன்னா மாதிரி அடி வாங்கியிருக்கு என்ன இப்படி ஏய் காசு காசு ஏதோ குறைச்சு வாங்கி குடிக்கிறீல ஆ நமக்கு இப்ப கல்யாண வயசுதான் என்னது பாட்டு பாடு வெறும் எழுபது ஆமா கட்டையில போற வயசுல உனக்கு கல்யாணம் நம்ம ஊர்ல பிளாஸ்டிக் பை ரொம்ப கூடி போச்சு அதுக்கு என்னையா செய்யறது அதுக்கு என்னப்பா பண்றது ஏ அதான் டிவியில விளம்பரம் கொடுத்துட்டான் நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துட்டான் தண்டரை அழைச்சு சொல்லிட்டான் ஒன்னு ஒருத்தனு கேட்கிற மாதிரியே தெரியல என்ன வழி பண்ணலாம் மாப்பிள என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு அந்த யோசனையா தாத்தா தீல போறதுக்குள்ளயும் நான் திருசாவை காட்டுறேன் திருசாவா அம்மா தம்பி அந்த திரிசாவ தாத்தா கட்டையில போற முன்னாடி காமிச்சிரியா கையெல்லாம் நடக்குது நீ பே பேர போல அந்த நயன்தார பிள்ளைய ஒரு தடவை காட்டுங்க கண்ணுக்குள்ளே நிக்கா ஏந்தாரா கேட்டா ஏன் கைய பிடிக்கிறா தள்ளி கால நாள் பிடிச்சுக்கிறியா பரலோகம் போற போறேன் கூட்டிட்டு வாங்க சொல்லு போ மாப்பிள்ள கிருஷாவை கூட்டு போய் ஒழிக்கிறோம் நயன்தாராவை கூட்டு வரோம் மஞ்ச பைய கொடுக்குறோம் கொடுக்குறோம் ஏமா உனக்கு வேணுமா பூவை விடுத்தா நம்ம ஊருக்கு திரிசா வராங்களா படத்துல நடிச்ச கூட வராங்க Hi, baby. Hi, hi, hi. நான் ஒன்று பொழுதுபோக்கா உங்களை பார்க்க வரல ஆமா உங்கள் கிராமத்திலே ரொம்ப நெகிழிப்பை யூஸ் பண்றீங்கன்னு எங்க சொன்னாங்க அவங்க ரிக்வஸ்ட் கொடுத்ததுனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் ஸோ நீங்கள் எல்லாரும் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிடுங்க டோன்ட் யூஸ் பிளாஸ்டிக் அப்போ தான் நீங்களும் எங்களை மாதிரி அழகியாக இருக்க முடியும் என்ன அஞ்சாக்கு நைன் தரவா ஐயா அந்த மஞ்சள் போய் தரைய நீங்க என்ன திரிசா படத்தை காணும் நாளைக்கு போட்டு தருவோம் எங்க ஊருக்கு வந்துருக்கீங்க எங்க கூட எல்லாம் சேர்ந்து ஒரு selfie selfie selfie selfie selfie எல்லாம் எல்லாம் Hey, don't touch me! Don't touch me! Hey, please don't touch! தாத்தா பூல அடிக்குது அதுக்குள்ள போட்டோ அடிக்கிறேன் திரிசா போய் மண்ணுக்கு மட்டும் கேடு கிடையாது உலகத்துக்கும் கேடு உலக வருடத்திற்கு பிளாஸ்டிக் பயன்படுத்தினால நாலு லட்சம் மக்கள் இறக்குறாங்க பிளாஸ்டிக் மண்ணை மலராக்குகிறது கால்நடை இறப்பிற்கும் சாக்கடை அடைப்பிற்கும் காரணம் நெகிழி தாங்க நெகிழி ஒழிப்போம் நதியின் அழகை காப்போம் இதனால பல உயிரினங்களை இறந்து போதுங்க பிளாஸ்டிக் ஒழிக்கிறதுனால ஓசோன் மண்டலத்தில் ஓட்ட ஒழுகுது